குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே நாம் பார்க்க போவது வந்து உள்ளுணர்வு மிக்கவர்கள் யார் அதாவது ஒரு நடக்க போவதை நடப்பதை முன்கூட்டியே அறிபவர்கள் யார் அது எப்படி அவர்களுக்கு சில பேருக்கு மட்டும் அதிகமாக வருது இதற்கெல்லாமே உங்கள் எண்ணம் உங்கள் ஆசை உங்கள் உள்ளுணர்வை குறிக்கும் பாவம் வந்து உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் ஆட்சியோ இல்லை ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் கிரகங்கள் ராகு கேதுவோடையோ தொடர்பு பெற்றா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடக்கிறது இவங்க முன்னாடியே இவங்களுக்கு தோன் தோன்றிக்கிட்டே இருக்கும் ஒன்று கனவுல வரும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு உள்ளுணர்வாக இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஆக போகுது சரிங்க இதனால என்ன பயன் அது சில பேருக்கு வந்து யாருக்கெல்லாம் லக்கினாதிபதி அவங்களோட லக்கினா தனுசு லக்கணம் லக்கினாதிபதி குரு வந்து திருவாதிரை சுவாதி சரீரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உள்ளுணர்வு சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்புறம் ராகு வந்து அதிகமான ரோல் ப்ளே பண்ணுறாரு ராகுங்கிற கிரகம் தான் ஜோதிடத்துக்கு முக்கியமான கிரகம் சரிங்களா இந்த உள்ளுணர்வால் என்ன பயன் உண்மையை சொல்ல போனால் எந்த பயனுமே கிடையாது தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான் அது யார் ஜோலிடராக இருக்காங்களோ அது அவர்கள் கர்மவினியை மாற்றும் சக்தி இருக்குது இது பல பேருக்கு வந்து இந்த இருப்பதை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இது இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஆனால் இது என்ன எனக்கு தெரியும் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு சில பேருக்கு வந்துட்டு என்னென்னா ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி நெகட்டிவ் மட்டுமே அவங்களுக்கு வரும் அவங்க அகால மரத்தில் அடைய போகிறாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி அவங்களுக்கு இயல்பாகவே அது தோணும் அது என்னென்னா ஐந்தாம் பாவம் பலமாக இருக்குது ஐந்தாம் பாவம் பலமாக இருக்குன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இப்போ தனுசில் ஆகணும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னா ராகு தொடர்பு பெற்றிருக்கிறது இதில் அந்த கிரகம் இருந்தால் மட்டுமே லக்கினாரி பேர் ஏதோ வகையில் தொடர்பு பெறணும் அப்போ தான் அது அப்படின்னா டசாவை புட்டி நடப்பில் இருக்கணும் எப்பயும் இவ்வளோ நாளும் எனக்கு ரெண்டு இல்லைங்க இப்போ தான் எனக்கு வரும்னா அப்புறம் ஐந்தாம் அதிபதி டசாவோ புட்டியோ ராகுவோட தொடர்பு பெற்றோ தொடர்பு வராமலையோ நடந்துகிட்டு இருக்கும் அதனால் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு அவ்வளோதான் இது நீடித்து இருக்குமாங்கிறது உங்கள் ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி இல்லைனா பதினொன்றாம் இடத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இயல்பாகவே உள்ளுணர்வு என்பது இருக்கிறது சரிங்க சில பேர் சில பேர் ஜோதிடர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அவர்களால் தான் கர்ம மாற்ற முடியும் ஏன்னா அவர்கள் தான் மற்ற எல்லாத்தையுமே பார்க்குறாங்க நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு நார்மலாக ஃபேமிலி மேனாக இருக்கீங்க எல்லாம் நடக்கும்னு சொல்லணும் யாரும் உங்களை நம்ப போகிறது கிடையாது நம்ப மாட்டாங்க சரிங்களா ஏன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் மக்களுக்கு இருக்குது இன்னும் ஐம்பது சதவீதத்தில் ஒரு இருபது சதவீதம் ரொம்ப அபாரமாகவே அவங்களுக்கு வேலை செய்யுது அவங்க தான் குறி சொல்கிறவங்களாக போயிடுறாங்க குறி சொல்லுதல் ஜோதிடம் இரண்டும் வேறுபட்ட நிலைகள் ஏன்னா அவங்க கிரகங்களை வைத்து சொல்வார்கள் அவங்க ஒரு ஆர்வம் அவங்க மனதுக்குள் தோன்றுவதை வைத்து சொல்கிறாங்க சரி எல்லாருக்குமே சந்தேகமாக இருந்துச்சு அதற்காக தான் இந்த வீடியோ பதிவுங்கிறது ஒன்று போட்டேன் யார் யாருக்கெல்லாம் உள்ளுணர்வு இருக்குது அந்த உள்ளுணர்வால் யார் கர்மாவா அந்த கர்மாவே மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வேறு ஒரு பதிவில் எல்லாரும் ஒன்று நம்ம பார்ப்போம் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நன்றி ஓம் சேவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா